வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிக்கலில் இப்போ ஜான் ஃபிஃப்டீன்த் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் இப்போ ஜான் எயிட்டீன்த் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்த பையிங் ட்ரெண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ ஜான் செவன்டீன்த் எப்போ பைக்கால் வந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம் ஜான் செவன்டீன்த் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு ஒரு நைன் ஃபிஃப்டி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்திருக்கு ஸோ பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் த்ரீ ஜீரோ ஒனில் வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டு ஸோ அது ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் என்ன நடந்துச்சுட்டு பார்க்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா sell call one three zero ஃபைவ்ல வந்திருக்கு zero five point seventy so அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் டூலாம் தாண்டி ஒன் டூ நைன் ஃபைவ் வரைக்கும் இறங்கியிருக்கு எயிட் தேர்ட்டி ஃபைவ்க்கு நைட் வந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இதனுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பைக் கால் வந்திருக்கு one three zero seven point ஃபார்ட்டியில் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஹை கட்டானதே இந்த ரேஞ்சில் தான் ஸோ அது ஹை கட்டானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபஸ்ட் ரேட் வந்து ரீச் ஆகிருக்கு ஸோ இதில் நம்மளால் ஈஸியாக டூ பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டாப் லாஸ்ட் சைடே வந்து போயிருக்கு ஸோ இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்க்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா one three one one point ஃபிஃப்டியில் வந்திருக்கு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் டூவையே வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு ஸோ இதுலேயும் ஈஸியாக நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மினிட் சார்ட்டு நீங்கள் உங்களுக்கு நம்பகமான சார்ட்டில் செக் பண்ணி பார்க்குறனாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கேண்டிஸ்டிக் இதே மாதிரியே தான் வந்து மூவ் பண்ணியிருக்கோம் இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் வந்து பைக்கால் வந்திருக்கு ஃபைவ் ஃபைவ்க்கு பைக்கால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா மேலே எங்கேயுமே பிரேக் அவுட் ஆகலை ஸோ மார்க்கெட் அப்படியே கீழே தான் வந்து போய் இறங்கியிருக்கு பிரேக் அவுட் ஆனால் தான் நம்ம என்ட்ரி வந்து எடுப்போம் ஸோ இதில் பிரேக் அவுட் எதுவும் ஆளே என்ட்ரி எடுக்க மாட்டோம் அதுக்கு ப்ரீவியஸ் வந்து செல் கால் வந்திருக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு அந்த செல் கால் பார்த்தீங்கன்னா one three one one point ஃபிஃப்டியில் வந்திருக்கு அது ஃபஸ்ட் ஆர்டர் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக கால்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணாலும் அடுத்த என்ட்ரிக்கு நீங்கள் எய்ம் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அது மூலிமா தொடர்ந்து உங்களால் ப்ராஃபிட்ஸை வந்து ஏர்ன் பண்ண முடியும் அதுக்கு இந்த சிங்கிள் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பைக்கால் அதாவது ஒரு பைக்கால் செல் கால் வந்திருக்கு ரெண்டுலேயுமே செல் கால் வந்துட்டு டவுன் சைட் பிரேக் அவுட்டால் பைக்கால் வந்துட்டு அப்பர் சைட் பிரேக் அவுட்டால் ஸோ இந்த மூணு மணி நாலு மணிலாம் வந்து வாலட்டைல் டைம் சைட்வேஸ் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால தான் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆன மாதிரி காட்டியிருக்கு பட் பிரேக் அவுட் ஆகலன்றனால நம்ம என்ட்ரியை ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம் ஈவினிங் டைமில் நமக்கு ஸ்ட்ராங்காக என்ட்ரி கிடச்சிருச்சு அதனால் கண்டினியூஸாக ப்ராஃபிட்ஸ் எடுத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா டூ